நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணாலும் சரி இல்லை நம்பர் கூப்பிட்டிங்கனாலும் கைடன்ஸ் கிடைக்கும் பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு கொஞ்ச நாளாகவே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் பையிங் ட்ரெண்டில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா டே டு டே கேப் அப்பு நல்ல ரைசிங்கு நிறையா பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டே வந்து ஒரு பாசிட்டிவ் பயாஸில் பாசிட்டிவ் மூமெண்ட்டில் வந்து சேஞ்ச் ஆச்சு இப்போ நேற்றுல மண்டேலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு மூமெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக வந்து கொடுக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ இது பாசிட்டிவ் மொமெண்டம் இது எல்லாத்துக்குமே காரணம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்தியா சைனா வார் அந்த மாதிரி வந்துடும் சுச்சுவேஷன்ஸ் பேடாயிரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று பின் வாங்கிட்டாங்க படை ரெண்டு சைட்லேயுமே ஸோ ஸ்மூத்தான டாக் வந்து போயிருச்சு ஸோ மார்க்கெட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாக வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த மாதிரி விஷயங்களால பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியாக இருக்கட்டும் இல்லை பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும் ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிட்டு இப்போ வந்து ஒரு ரைசிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போகிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ எங்கள் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் ட்ரெண்டில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து பையிங் ட்ரெண்ட் வந்து இண்டிகேட் பண்ணிகிட்டே இருந்துச்சு ஸோ எங்களுடைய ஓவரால் ட்ரெண்டும் பையிங்கில் இருந்துச்சு அதே சமயத்தில் இன்றைக்கி ஓப்பனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு ஸ்டார்டிங் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கூல் டவுன் ஆகிட்டு ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணுச்சு ஸோ மார்க்கெட் நாங்கள் அப்சர்வ் பண்ணதில் வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ரேஞ்சு கிட்ட வரையில் அந்த ரேஞ்சுக்கு அப்புறம் மார்க்கெட் ரெக்கவர் பண்ணுது ஸோ டுவெண்ட்டி டூ தௌசண்டில் நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குன்னு சொல்லி மார்னிங்கில் வந்து நாங்கள் அப்சர்வ் பண்ணியிருந்தோம் ஸோ அதை பேஸ் பண்ணி நாங்கள் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்துட்டு பை பண்ணியிருந்தோம் ஸோ அப்படி நாங்கள் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு மறுபடியும் ஒரு லோ வரையில் ஒரு twenty two thousand fifty range வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் பை பண்ணியிருந்தோம் பை பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா சடனாக ஒரு பெரிய மூவ் மூமெண்ட் அதாவது நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் வந்து கொடுத்துச்சு ஒரு அந்த மூமெண்ட்னால் பார்த்தீங்கன்னா even fifty minutes break out ஆகிட்டு மார்க்கெட்டே வந்து ஒரு பாசிட்டிவ் பயஸில் பாசிட்டிவ் மொமெண்டமில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எடுத்த பொர்ஷன் வந்து செம ப்ராஃபிட்டில் ஒரு சிங்கிள் ஸ்பைக்கில் பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு டோட்டல் மார்க்கெட்டே வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு இது பார்த்தீங்கன்னா பேங்க் இல்லைன்னு இல்லை நிஃப்டி எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பைக் வந்து சடனாக வந்துச்சு சடனாக ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்ததுனால பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டினுடைய அப்படியே ட்ரெண்டே பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர பயங்கர பாசிட்டிவாக வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு ஸோ அது வரைக்கும் நெகட்டிவ் சைடில் இருந்தது அப்படியே ஃபுல் பாசிட்டிவ் மார்க்கெட்டாக வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு ஸோ நாங்கள் ஒரு டுவெண்ட்டி டூ தௌசண்டாக ஒரு பேஸ் சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு இன்றைக்கி பொசிஷன் எடுத்திருந்தோம் ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட் ரிஸ்கில் எடுத்திருந்தது நல்ல ஒரு ரிஸ்டன் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு இன்றைக்கி வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எடுத்த பொசிஷன் வந்து செவன் தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே ப்ராஃபிட்ஸ் வந்து சடனாக இந்த ஸ்பைக்னால கொடுத்துருச்சு ஸோ அதனால் இப்போதைக்கு இந்த ப்ராஃபிட்ஸே வந்து புக் பண்ணிடலாம் செவன் தௌசண்ட் அது பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட்லாம் தாண்டிச்சு பட் இப்போதைக்கு செவன் தௌசண்டில் நிற்கிது கொஞ்சம் ஸோ அதனால் இப்போதைக்கு செவன் தௌசண்ட் ப்ராஃபிட்ஸில் புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கவர் பண்ணிடுறோம் ஸோ இப்போ ப்ராஃபிட் கவர் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது twenty two thousand three hundred ரேஞ்சில் மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்கு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் வந்து இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது ஓவரால் லுக்கில் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஹையையும் வேறு பிரேக் பண்ணனால மார்க்கெட் ஓவரால் ட்ரெண்டும் வேறு நல்ல ஒரு பாசிட்டிவ் பயாஸில் வந்து ஸோ மார்க்கெட் இப்போதைக்கு twenty two thousand two hundred break out ஆகாத வரைக்கும் ஃபுல் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா மேலே தான் வந்து ஏற ட்ரை பண்ணும் ஃபுல்லாக பாசிட்டிவாக தான் வந்து இருக்க ட்ரை பண்ணும் இன்றைக்கி ஓவரால் லுக்கில் ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய ஓன் ஸ்ட்ராட்டஜி வந்து நாங்கள் பில்ட் பண்ணி அதை வச்சு தான் வந்து நாங்கள் ட்ரெண்ட் கண்டுபிடிக்கிறது என்ட்ரி எடுக்கிறது எல்லாமே வந்து பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜினுடைய டீட்டெயில்ஸ் எதுவும் தெரிஞ்சுக்கணும் நீங்களும் வந்து எப்படி வந்து ட்ரெண்ட் வந்து கண்டுபிடிக்கலாம் என்ட்ரிஸ் வந்து எந்த மாதிரிலாம் எடுக்கலாம் அப்படின்ற விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி இல்லை நம்பர் கூப்பிட்டிங்கனாலும் கைடன்ஸ் கிடைக்கும் இது போன்ற வீடியோஸ் தினமும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க இது போக நாங்கள் வாட்ஸ்அப்பில் லெவல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் அந்த லெவல்ஸ்னுடைய டீட்டெயில்ஸ் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நன்றி